வணக்கம் மகளை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்காரு புது வரவு ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து என்ன வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாராம் என்னோடய இன்ஸ்டாகிராம் நான் பண்ண கிரிஞ்சி இன்ஸ்டா ஒரு காலத்தில் பண்ண வீடியோஸ்லாம் வந்து நான் பண்ண கிரிஞ்சி இன்ஸ்டா ஒரு காலத்தில் பண்ண வீடியோஸ்லாம் வந்து அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு அவரு வந்து ரோஸ்ட் பண்ண போறாராம் சரி இன்னைக்கு எப்படி பண்ண போறாரு எப்படி கலாய்க்க போறாருலாம் தெரியல இது வரைக்கும் இவர் இப்போதான் வந்து ஃபர்ஸ்டா வந்து கேமரா வந்து ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தலாம் நம்ம நண்பர் ரியாஸ் அவர்கள் ஹாய் கைஸ் என் பேர் ரியாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேமரா முன்னாடி நிற்கிறேன் முருகன் டிவி டிவியில முகத்தை காமிக்கணும்னு வந்துட்டீங்களோ வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து இப்போது யாரை வந்து ரோஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து இப்போது யாரை வந்து ரோஸ் பண்ண போகிறேன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் கலாய்க்கிற இவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருக்காரு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தேன் ரோஸ் பண்ணுற கண்டென்ட் மாதிரி நிறைய மாட்டிச்சு ஓகே நம்மளே இவரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிக்டாக்கர்ஸ்லாம் இது வரைக்கும் வந்து நம்ம ரோஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா நம்மளோட டிக்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் பண்ணது ஸோ அதனால் புள்ளியாக சொல்லி எண்ணிலேருந்தே போட்டு ஆரம்பிப்புமே சொல்லிட்டு அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குறேன் <laughs> முதல்ல என்னோட கண்டென்ட்டை நான் கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு இந்த சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் நேம் என்னது ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா எனக்கே தெரியாது அவர் என்னென்ன வீடியோஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது ஆல்வேஸ் எது இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஓகே முதல் வீடியோ ரியாக்ஷன் கொடுங்க குண்டி வீரன் மாதிரி பண்ணல குண்டி வீரன் மாதிரி பண்றீங்க அந்த பீப் போட்டுருங்கண்ணா அது மறக்காம ஃபேமிலிலாம் பார்ப்பாங்க கோழி சூத்து மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்க மாதிரி ஒரு ஸ்லோமோ வீடியோ எடுத்து வாங்கிட்டீங்க அதுக்காக வந்து ஸ்லோமோ நடந்து வந்தால் ஸ்லோமோ படுத்தா ஸ்லோமோ உருண்டா ஸ்லோமோ அதை போட்டு அதை வச்சே ஓட்டி நூத்தம்பது வீடியோ போட்டீங்க இதில் இதில் வந்து என்ன காமெடி வருதுன்னே தெரியல எனக்கு ஆனால் சிரிக்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காரு பார்த்தா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒன்றும் இல்லை பெட்ரோல் வாங்குறாரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு அது வந்து ஒரு காமெடியாக நல்ல கேப்ஷன் போட்டிருக்காரு ஃபிஃப்டி ருபீஸ் பெட்ரோல் போடுங்க அதனால வந்து புரிஞ்சுது எனக்கு இல்லைனா கடைசி வரை எனக்கு புரிஞ்சிருக்கே புரிஞ்சிருக்காரு ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எதுக்குன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா சொல்லிட்டு பெட்ரோல் வந்து அப்போ விற்கும்போது வந்து நம்ம வந்து அந்த டைம் நம்ம தான் கேன் கிடையாது ஆனால் கேன் கேனை வந்து சும்மா அப்படி கொடுப்போமே ஒரு வீடியோ எடுக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படி போட்டது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இது என்ன இதுவா இருக்கு நீங்க பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் என்ன சொல்ல வரீங்க நீங்க இன்னும் எங்களை நீங்க இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க நீனே ஒரு பைத்தியம்டா நீ நீயே ஒரு மென்டல் என்ன சொல்ல அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பிபிஓல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்தியன் ஃபெஸ்டிவலோட கஷ்டம் என்னன்னு தெரியும் அந்த கஷ்டத்தை வந்து நான் வெளிப்படுத்த தான் அந்த ஒரு வீடியோ தானே தானே தந்தானே தானே அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைங்க நான் எங்கள் ஓட்டி காசைப்பட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேலை செய்யுங்க செஞ்சுட்டு கம்பெனி மேலே பழிய தூக்கி போடுறது இது ஒரு வேலைன்ட்டு இன்னொன்று பண்ணிட்டு இருக்காருங்க நாற்பத்தி ஏழு பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தி ஏழு பேர் யாராவது கூட ஓட்டி வாங்கி சுற்றுறவனுங்க தான் ஆஃபீஸில் யார் சாமி வேஸ்டட் ஆனால் இந்த வீடியோ கூட நான் ஒத்துப்பேன் அந்த லேடி குரலுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசினான் பார்த்தியா அதை மட்டும் என்னால் ஒத்துக்க முடியாதுடா என்ன ஏமாத்துறாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்டி சிக்ஸாக நீங்கள் எந்திருக்கீங்களா நான் நைன்டி எயிட்ல பிறந்தேன் இது ஜோக்கு பண்ணக்கூடாது சிரிக்கணும் அப்பனா நான் டூ கே கிட்ஸா நைன்டி கிட்ஸா டூ கே கிட்ஸ் அப்படியா சரி நைன்டிஸ் கிட்ஸா நீங்க இருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிகள் தெரியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றது ஒரு டூ கே கிட்ஸ்னா ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு நைன்டிஸ் கிட்ஸ்னா என்ன பண்றது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ இதை போட்டு இது பண்றீங்க வேஸ்டட் பண்ணுவீங்க இப்ப பாக்குறாங்க தான் வேஸ்டட் நினைக்கிறேன் கடைசி அந்த வீடியோல பண்ணுங்க வேஸ்டட் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை இது மனுஷ வாழ்க்கை என் எச்சு துப்புறத விட கேவலமா இருக்கலாம் என் வாழ்க்கை ஒன்றும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வரவும் முடியாது இதுல வந்து பர்சனலா ஒரு விஷயம் இருக்குங்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இவர் வச்சு கண்ணாடி எழுந்து இன்னொன்று வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தான் இருந்தேன் கூட அந்த நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கானா இவர் மட்டும் தனியாக போயிட்டு ஒரு எடுத்துட்டு இவன் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கானா இப்போ தான் பார்க்குறேன் அந்த இன்ஸ்டாகிராமில் இது வந்து உண்மையாக ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் நான் வந்து ஃப்ராங்காக பேசுகிறேன் உங்களுக்கு என்ன பண்ணுறது எனக்கு இப்போ தான் அந்த வீடியோவே எனக்கு தெரியுது இப்போ அந்த அதனோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாசா நடக்கிற மாதிரி வந்து அதனோட பாட்டு அதுல வந்து மாசா நடக்கணும் அவன் எப்படி திரும்ப நடந்தான் ஆனா உங்களுக்கு நல்ல நல்ல பையன் வந்து செம்ம டேலண்ட் தான் இருந்து வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நல்ல குக்கிராம் இல்லடா குக்கிராம படிடா ஒழுங்கா படிடா நீ ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நல்ல வீடியோ போடுறோம் சாப்பிட அவ்வளோதான் ஜி நான் எல்லாம் ரோஸ் பண்ணிவிட்டேன் என்னால் முடிஞ்ச ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேமரா முன்னாடி பண்ணதுனால வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது ஓகே என்னால் முடிஞ்ச ரோஸ்ட்டை நான் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து என்கிட்டேருந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம் இன்னும் நம்ம நண்பர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணது கிடையாது சரி அவர் ஏதோ ஒன்று கா பேசினா காமெடியாக இருக்குமே சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன் காமெடியாக இருக்குது காமெடியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு இதுவும் ஆயிட போடுறது கிடையாது நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே மேலே வருவாங்க அப்புறம் வந்து இந்த கருப்பு கலர் சட்டையை வந்து நான் ஏன் போட சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லி இல்லைங்க சேனல்னாலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டேன் இப்போ நீ வந்து வேற ஒயிட் கலர் போட்டு வந்தால் ஹீரோ ஆகிடுவோம் ஒரே நாளில் அதனால் நீ கருப்பு போட்டுவான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நான் போட வச்சேன் கருப்பு கலர் சட்டை வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் போகிற வீடியோ வந்து இதோட ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர் எதிர்பார்க்குறோம் இதுக்கப்புறம் ரியாஸ் வந்து தொடர்ந்து வருவார்னு நினைக்கிறேன் அப்படி வந்தால் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து அவர் பண்ணுவார் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் bye bye from DJ Riyas இப்போ இவருக்கு வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து ரியோ காது ரியோ ரியோ இவர் வந்து ரியாஸ் இல்லை ரியோ ரியோ ரியோ ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே என் பேர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரியோ வந்து விஜய் டிவியில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காரு அதுக்கப்புறம் தான் ரியோ இவருக்கு வந்தது ஓகேங்களா என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் bye bye from DJ Riya sorry சரி ஓகே நெக்ஸ்ட் um, ஒரு வீடியோ வந்து பாரு bye bye from DJ Riyo Riyo <laughs>